என் பெயர் மேனகா நான் பேசப்போகும் தலைப்பு இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சங்களை நோக்கியா லட்சியங்களை நோக்கியா முதற்கண் என் அன்னையையும் தமிழ் அன்னையையும் வணங்குகின்றேன் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன் இன்றைய இளைஞர்களின் சிந்தனை லட்சியங்களை நோக்கியே என்று உங்களிடம் வாதிட வந்துள்ளேன் இளைஞர்களின் எழுச்சி நாயகனும் நமது முன்னாள் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியபடி கனவு என்பது தூக்கத்தில் காண்பது இல்லை உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்றார் அதன்படி நமது எல்லையில் பல நாட்கள் தூங்காமல் இந்திய தேசத்தை உயிரை கொடுத்தேனும் காப்போம் என்று பல ராணுவ வீரர்கள் இன்றைய இளைஞர்கள் தன் லட்சியங்களுக்காக போராடி நம் உயிரை காக்கின்றனர் அதோடு மட்டுமல்லாது அவர்கள் தன் லட்சியத்துக்காகத்தான் குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்கின்றனர் அவர்கள் சிந்தனையில் லட்சங்கள் என்பது கிடையாது லட்சியத்திற்காகவே அவர்கள் போராடி நம்மை காக்கின்றனர் அதோடு மட்டுமல்லாது நான் ஒரு பள்ளி ஆசிரியர் என் மாணவர்களிடம் நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டால் நான் ஒரு மருத்துவர் மாவட்ட ஆட்சியாளர் காவல்துறை அதிகாரி இராணுவ வீரர் அறிவியல் விஞ்ஞானி என பலவாறு கூறினார்களே தவிர ஒருவர் கூட நான் லட்சங்கள் சம்பாதிக்கின்ற லட்சியவா லட்சங்கள் லட்சாதிபதியாக போகிறேன் அல்லது கோடீஸ்வரனாக போகிறேன் என்று கூறியது கிடையாது இளைஞர்கள் தான் இந்தியாவின் வலுவான தூண்கள் என்பார்கள் அதோடு மட்டுமல்லாது நீ எது நீ என்னவாக போகிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய் நீ வலிமை உடையவன் என்று உன்னை நினைத்தால் நீ வலிமை உடையவன் ஆகிறாய் என்று அவ் விவேகானந்தர் ஐயா கூறினார்கள் அவர்கள் கூறியபடி மதுரை ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட போது அதை நீக்குவதற்காக நம் பாரம்பரிய விளையாட்டை நடத்தியே ஆக வேண்டும் என்று பல லட்ச இளைஞர்கள் லட்சியங்களோடு போராடி வென்றனர் அவர்கள் சிந்தனையில் லட்சியம் ஒன்று மட்டும்தான் இருந்தது லட்சங்கள் என்பது இல்லை இந்திய தேசிய இளைஞர்களின் கொள்கைப்படி பதிமூன்று வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இரு பாலர்களுமே இளைஞர்கள் என்று வரையறுக்கப்படுகின்றனர் அதன்படி இந்திய மக்கள் தொகையில் அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் இளைஞர்கள் தான் ஆம் அவர்களுடைய சிந்தனையில் முழுக்க முழுக்க லட்சியங்கள் என்பதே உள்ளது ஏன் ஒரு வறுமையில் வாடும் இளைஞன் தான் லட்சங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று லட்சியம் கொள்ளக்கூடாதா இன்றைய இளைஞர்கள் லட்சங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் லட்சியம் இல்லாமல் இல்லை